இங்கே சொல்லிக்கோ என்ன என்னைய காணும் ஏய் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது ஹெட்ஃபோன் மாட்டணுமா சரி இப்போ ஹலோ ஹலோ ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஆ நீங்கள் பேசுறது எனக்கு நல்லா கேட்குது அப்படியா நான் என்ன செய்யணும் என்ன கிளிக் பண்ணணும் சொல்லுங்கள் ஓகே அதோட மைக்கு மியூட்டில் இல்லை ஓகே ஓகே ஹெட்ஃபோன் வே வேறு ஹெட்ஃபோன் கொடுப்பான் ஒன்றுமே கேட்கல ஹலோ வாய்ஸ் கிளியராக இருக்கா shall I go ahead Vamos do refúgio, vamos botar? Porque... Hum. Alô? Alô? Ah... Ah, ok, ah, ok. Yeah, uh, I can hear you. Yeah, mm, yes. Great. Yeah, yeah, what to do in this situation, we all have to manage somehow. இல்லையா ஆமாண்டா ஆ ஓகேடா so how many of our students are here one seventy ஃபைவா how come one seventy five No, no, we only have uh, 60 students in our class, eh? then how come 175? Hey, why are you guys doing this, da? That is not fair, uh, you should not do that. I'll speak to somebody else. Uh. This is a classroom. We should stick, uh, we should uh, stay as a class. This is not public uh, forum or something. You please uh, take them off why you can't uh, what are you talking about no no if if that is the thing uh, aparna i wouldn't speak out i i am not going to uh, do the lecture ama who is that what, what did you record who are you who are you you are not my student who are you what are you talking about no no no no no uh, who is this fellow? Nah? Who's a uh, friend? Who's a uh, relationship? Who is this uh, fellow? Nah? He is talking all rubbish things. Nah? What what what you will release on the net? What did you record it? As if I was dancing uh, nudely here. You don't talk like that. No, this is criminal activity. This is uh, um, this is cyber crime. I'm going to complain uh, with the police. This is not fair. I'm not. I'm not taking the class. Hey, phone o'clock. I'm I'm calling the police. Hello, sir. Uh, uh, good afternoon, sir. ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் பிரச்சனை காட்டி நம்ம பேசியிருக்கோம் சார் ஆமாம் sir yes sir yes sir இல்லை சார் இப்போ ஒரு ஜூம் லெக்சர் ஒன்று பசங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க சார் ஆம் ஆமாம் ஆமாம் ஆமாம் எங்கே பார்த்தாலும் அதான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது this is this this was my first time ஆமாம் சார் சம்படி அதுலேருந்து ஒரு பையன் வந்து சொல்கிறான் என்னுடைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான் ஆமா can be trace him somehow can be do that okay இல்ல சார் ஃபோன் ட்ரேஸ் பண்ற மாதிரிலாம் ட்ரேஸ் பண்ண முடியாதா இல்ல sir as if I'm like idiot fellow நான் ஒரு லூஸ் மாதிரி என்னை புறம்ப விடுறாங்க சார் இல்ல I don't know whether they are that fellow is my class my student or not I don't know ஆமாம் yes sir I okay okay sir okay sir so police can't do anything you can't trace a Zoom call and all. We don't have uh, that technology. Okay சரி சார் இப்போ பிரயோஜனம் இல்லை டேய் அதை ஆஃப் பண்ணுறேன் ஹலோ சார் ஆ ஆமா சார் ஆமா சார் நான் அந்த ஜூம் மீட்டிங் காண்டி உட்கார்ந்தேன் சார் அந்த ஜூம் மீட்டிங் பார்த்தா அவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதல சந்திப்போம் ஆமா ஒண்ணு செய்ய முடியாதா சார் இல்ல டிபார்ட்மெண்ட்ல நம்ம பசங்க இந்த ஹேக்கர் இருக்கிற அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதா ஏய் நான் சரியா சொல்றேன் என்ன சார் ஓகே ஓகே ஏய் ஆஃப் பண்ணியா இல்லையாடா நீ ஏய் ஆஃப் பண்ண மாட்டேங்குது நீ நீ ஆஃப் பண்ணிக்கோ போ ஸோ ஜூம் கால்ஸை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது ஜூம் கால்ஸை வந்து உண்மையிலே ஏகப்பட்ட ஹேக்கிங் ஏகப்பட்ட பிளாக்மெயில்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த லாக்டவுன் சமயத்தில் நிறையா விஷயங்கள் வந்து ஜூம் கூகுள் மீட்டு அப்புறம் மைக்ரோசாஃப்ட் டீம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு இதில் எல்லாமே சேஃபாக இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா ஹண்ட்ரட்க்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட சேஃபாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நிறையா விஷயங்கள் நடக்குது ஒன்ஸ் உங்களுடைய ஐபி அட்ரஸை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க இல்லை உங்களோட ஒய்ஃபைவை ஹேக் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு போதும் ஈஸியாக உங்களோட சிஸ்டம் வந்து ஸ்டாண்ட்பை மோடில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கேமராஸ் எல்லாம் அதுவும் லேப்டாப்பில் இருக்க கேமராஸை மொபைல் ஃபோன்ஸில் இருக்க கேமராஸ் எல்லாமே உங்களால் ஆக்டிவேட் பண்ணிட முடியும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இன்னொரு விஷயம் வந்து நம்மளுடைய ப்ரொஃபஸர்ஸ் நமக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்களுக்கு வந்து இன்னும் அறிவு வளராமல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் டெக்னாலஜியோட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணால் தான் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய பல ப்ரொஃபஸர்ஸ் நான் நிறையா ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன் பல பேர் கேமராவுடைய சென்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் வீட்டில் என்ன சரௌண்டிங்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஐடியாலஜி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வீட்டில் இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு இதோடையே அவங்க வந்து பழகிறாங்க ஒரு வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் ஒருத்தர் டாய்லெட்டில் வந்து ஃபோனை வச்சுட்டு அவர் வாட்டி ஏதோ வேலையை பார்த்துட்டு இருப்பார் ஃபுல்லாமே இன்னர்ஸ் கூட போடாமல் கம்ப்ளீட்லி நியூடாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ஜூம் மீட்டிங்கில் நடந்துச்சுது இந்த மாதிரி அன்கான்ஷியஸாக பிஹேவ் பண்ணுறாங்க ஒரு கேமராங்கிறது கண் ஸோ பிக் பாஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பிக் பாஸை கொண்டு வந்ததே இதுக்காக கூட இருந்திருக்கலாம் தெரில கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குன்ற அந்த கான்ஷியஸ்னஸ் நம்மக்கிட்ட கொடுக்கணுன்றக்காண்டி தான் பிக் பாஸை கொண்டு வந்திருப்பாங்களோ என்னமோ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கான் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப பகிரங்கமாக இருந்தாலும் அதுதான் உண்மை நம்மளுடைய ப்ரொஃபஸர்ஸ் பசங்களுக்கு க பாடம் கற்பிக்கக்கூடியவர்கள் அப்டேட் பண்ணணும் அறிவு இல்லாமல் இருக்காங்க ஸோ டெக்னாலஜியை வந்து தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது தற்போதைய சூழலில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை நன்றிகள் பிற்பல வணக்கங்கள் பிற்பலை